எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய கோட்டா காட்டன் சாரீஸுங்க அதுவும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் கோட்டா காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு synthetic fibre and cotton fibre ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க first sari sari number one eighty six body of sari background colour mango yellow கலரில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோவோட பிளாக் மிக்சிங்கில் இருக்குங்க டாப்பில் டூ இன்ச் பார்டரும் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் இருக்குங்க அந்த பார்டர்லேயுமே உங்களுக்கு டை டிசைன் வந்துடும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி வந்து நார்மல் சரி தாங்க சில்க் காட்டனில் வர மாதிரி டெஸ்டட் சரி கிடையாது இது வந்து நார்மல் சரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து சில்க் காட்டனுக்கும் கோட்டா காட்டனுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறீங்க sari number one eighty seven body of sari background colour க்ரீன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன்லேயும் இருக்குங்க பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால இதுமே டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னாலுமே டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நூறுபாங்க two thousand one hundred each sari price this are all Kota cotton saris normal washable saris handloom made sari number one double eight இந்த சேரீயில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே வந்து எட்டு இன்ச்சு பார்டர் வந்துடுது பார்டர்லேயுமே டை டிசைனும் வரும் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் க்ரீனுங்க லைட் க்ரீனாக தான் இருக்கும் pallu and blouse green and black combination so இது வந்து நார்மல் சரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் சரியை விட குவாலிட்டி வந்து இது கம்மியாக தாங்க இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அஃபோர்டபுளாக கிடைக்கும் sari number one eighty nine இதுவும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஒரே இன்ச் பார்டர் தாங்க வருது சேமாக வருது body of sari background colour orange கலர்லேயும் டார்க் ஆரஞ்ச் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க் கூட என்ன இருக்குன்னா பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க கோட்டா காட்டன்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சாரீ வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் next sari sari number one nine zero இதில் டாப்பில் டூ இன்ச் பார்டர் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் பல்லுவன் blouse dark violet colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் ரெட் கலர் மாதிரி வரும் ரெட்டுன்னு சொல்ல முடியாது அந்த ரெட்டோடு என்ன இருக்குன்னா அந்த வயலட் கலர் லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் மாதிரி தெரியும் ரெட்டோடு என்ன ஆயிருக்குன்னா அந்த வயலட் மிக்ஸ் ஆகிருக்குங்க sari number one nine zero and இந்த சாரீஸ்க்கு எல்லாமே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number one ninety one இதில் டாப்பில் டூ இன்ச் பார்டரும் பாட்டமில் ஃபோர் சாரி எயிட் இன்ச் பார்டரும் இருக்குது இதோடைய பல்லுவன் blouse dark violet colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஒயிட் வித் வயலட்டோட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் next sari sari number one ninety two இதில் டாப்பில் டூ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 தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நெட்லேயே வந்து நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் body of sari background colour yellow பல்லுவன் blouse yellow with black colour number one ninety three இது வந்து ஃபோர் இன்ச் பார்டருங்க இப்போ நம்ம பார்க்குற ஒன் நைன்ட்டி ஃபோருமே ஃபோர் இன்ச் பார்டர் தான் four inch border top and பாட்டமில் இருக்கும் ஒரே மாதிரியாக இதுவுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு தாங்க கிடைக்குது இப்போ பார்க்குற ஒன் நைன்ட்டி ஃபோரில் பல்லுவன் ப்ளவுஸ் லெமனலோட உங்களுக்கு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கும் body of sari background colour உங்களுக்கு க்ரீன் ராமர் க்ரீன் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கைத்தறியில் நெசவு பண்ணதுனால தான் இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சப்போஸ் இதுவே வந்து மிஷின் மேடாக இருந்ததுன்னா இதை விட இன்னுமே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் sari number one ninety five but அதே நம்மக்கிட்ட கேட்காதீங்க அப்போ மிஷின் மேடில் பண்ணது உங்கள்கிட்ட இருக்கா இதை விட கம்மியானா நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க கைத்தறியில் நெசவு பண்ணி இருக்கக்கூடிய சாரீ மட்டும்தான் நம்மக்கிட்ட available sari number one ninety five body of sari background colour blue பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும் பாட்டில் க்ரீன் மாதிரி இருக்கும் இந்த சாரீஸில் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் அந்த சாரியை ஃபர்ஸ்ட்டு சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் புக் ஆகும் புக்குடு ஃபாரிங்கிற ரிப்ளையும் உங்களுக்கு வரும் கூகுள் பேவா இல்லை அக்கௌண்ட் பேவா ஜிபேவா இல்லை ஃபோன்பேவா பேடிஎம்மா அப்படிங்கிற என் டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சி வைப்போம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி அனுப்புங்க அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி அந்த நம்பர்ஸ் தெரிகிற மாதிரியோ யூடிஆர் நம்பரோ அல்லது ரெஃபரன்ஸ் நம்பரோ தெரிகிற மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பல்லூன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் அண்டு ரெட் மிக்சிங்கில் இருக்குங்க body of sari background colour உங்களுக்கு வந்து எல்லோ மாதிரி வரும் sari number one ninety six next one ninety seven பல்லுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு க்ரீன் அதாவது yellow and black mixing body of sari background colour mango yellow இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய Pochampally type Kota cotton saris two thousand one hundred ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் இதை ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்